எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு வெரைட்டியில் இருக்கக்கூடிய பிளைன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சாரியுடைய நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபோருங்க அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது pure silk sari warp and weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் டபுள் வார்ப்பு சாரீங்க இது வந்து சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் ஒரே கலராக இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு அந்த த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்து கோல்டன் சரியில் வந்திருக்குங்க சாரியோடைய கலர் வந்து பேஸ்டல் ப்ளூ கலர் சாரியோடைய லென்த்து இன்க்ளூடிங் ப்ளவுஸோட சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் இருக்குங்க width of the sari forty five point five inches எபோ இருக்குங்க sari number three six five இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயிட் சாரீஸ் அதில் ஃபோர் சாரீஸ் வந்து இந்த பேட்டர்ன் இப்போ பார்த்துட்ருக்க ஃபுல் பிளைன் பேட்டர்னில் வரும் இன்னொரு ஃபோர் சாரீஸ் வந்து வித் பல்லு டிசைனோட வருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த ஃபோர் சாரீஸோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா five thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க செகண்ட் சாரீ பார்த்துட்ருக்கீங்க சாரியுடைய number three six five price five thousand two hundred colour navy blue prepayment ஆப்ஷன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் ஆர்டர் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரியிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டே three hundred rupees extra charges pay பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number three double six சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ அண்டு லைட்டாக வந்து என்ன இருக்குன்னா லைட் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் sari number three six seven இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் அந்த த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிளெயினாகவே இருக்கும் ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலர் தாங்க ரேடியம் க்ரீன்லேயே கொஞ்சம் க கலர் கம்மியாக இருக்கும் அதாவது அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லாமல் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி புக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் sari number three six seven இப்போ நம்ம இனிமேல் பார்க்க வர்றது second pattern sari three six eight sari number three six eight colour grey colour light கிரேவாக இருக்குங்க இதில் பல்லுவில் உங்களுக்கு கோல்டன் சரியில் ஒர்க் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம்லேயும் உங்களுக்கு இந்த த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது இந்த சரியுடைய price five thousand four hundred full பிளைனாக இருக்கிறது five thousand two hundred with பல்லு ஒர்க் இருக்கிறது five thousand four hundred sari number three six nine இது வந்து வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோங்க தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சரி வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய சாரீஸ் வந்து இப்போது மிக்சடு ஐட்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் பியூர் சில்க்குன்னு சொல்லி பியூர் சில்க் ரேட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஸோ நீங்கள் பியூர் சில்க் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப அவேராக இருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது dark grey colour sari number three seven zero next sari number sari இதுக்கு முன்னாடி பார்த்தது த்ரீ சிக்ஸ் நைனுங்க இப்போ நம்ம பார்க்குறது three seven one dark grey வந்தது த்ரீ சிக்ஸ் நைன் இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ செவன் ஒன் இது வந்து வயலட் கலரில் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடுது பல்லுலி டிசைன் வருது இதுவுமே உங்களுக்கு five thousand four hundred rupees கிடைக்கும் இது வந்து பிளாக் கலர் காம்பினேஷனுங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் வந்து உங்களுக்கு சில இடங்களில் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் இது டார்க்கு வயலட் அப்படிங்கிறதுனால அந்த பிளாக் கலரும் பெருசாக தெரியாதுங்க next sari number three seven zero colour blue colour இதுமே five thousand four hundred return policy பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வரதா இருந்தால் மட்டும் ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அதனால தான் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி கலர் வந்து கண்டிப்பாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து வருதுங்க ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது வரும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து pure silk so pure silk கேத்த டெக்ஸ்டர் இருக்கும் அண்டு டபுள் வார்ப்பு சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் உங்களுக்கு கட்டாயம் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்